ஐம்பத்தெட்டு வயது பெண்ணின் கணவருக்கு மதுவை ஊற்றிவிட்டு அவரது மனைவியை பாலியல் பலாக்காரம் செய்து கொலையை அரங்கேற்றி நகை பணம் கொள்ளையெடுத்து சென்ற இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ரங்காரெட்டி மாவட்டம் தாரமதிப்பட்டே கிராமத்தை சார்ந்த பெண்மணி பாலியல் பலாக்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் பிணமாக இருப்பதாக அப்துல்லா மேட் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த தகவலை அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் வீட்டில் மேற்கொண்ட சோதனையில் நகைகள் பணம் கொள்ளை போனது உறுதியானது கடந்த நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இந்நிகழ்வு நடந்த நிலையில் கொலையான பெண்மணி ஐம்பத்தெட்டு வயதுடையவர் என்பதும் அவருக்கு கணவர் இருக்கிறார் என்பதும் விசாரணையில் உறுதியானது பெண்ணை பாலியல் பலாக்காரம் செய்து கொலை செய்ததாக இருபத்தி மூன்று வயது நபர் முப்பது வயது நபர் என இரண்டு பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மேலும் இரண்டு இளைஞர்களும் இதே கிராமத்தை சார்ந்தவர்கள்தான் என்பதும் உறுதியானது நண்பர்களாக இருந்து வந்த சுரேஷ் மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதலில் பெண்ணை சந்தித்துள்ளனர் பெண்மணி வழியே சென்று வீட்டிற்கு வருகையில் அவருக்கு உதவி செய்வது போல நடித்து வீட்டிற்குள் வந்து நோட்டமிட்டு சென்றுள்ளனர் பின்னர் அவரது கணவரை அழைத்து சென்று மதுபானம் வாங்கி குடிக்க வைத்த நிலையில் ஒரு சமயத்தில் கணவருக்கு இரண்டு பேரும் சேர்ந்து ஏதோ விபரீதம் செய்யப் போவதாக தோன்றியுள்ளது அவர்களின் பிடியில் இருந்து கணவர் தப்பிச் செல்ல முயற்சித்த போதும் அது பல்லளிக்கவில்லை இறுதியாக வீட்டிற்கு புறப்பட்டு சென்ற இரண்டு இளைஞர்களும் பெண்ணை பாலியல் பலாக்காரம் செய்து கொலை செய்துள்ளனர் பெண் அணிந்திருந்த நகைகள் வீட்டில் இருந்த நகை மற்றும் பணம் ஆகியவற்றை திருடிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் இந்த இளைஞர்கள் இருவரும் ஐதராபாத் நகரில் வைத்து கைது செய்யப்பட்ட நிலையில் பாலியல் பலாக்காரத்துக்கு உள்ளாகி பலியான பெண்ணின் மகன் காவல் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது